நாங்கள் இறங்கி போனோம் பவானி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தல நின்றுட்டு நாளைக்கு உங்கள் டீம் வந்து நீங்கள் பெருசாக்கணும் அப்படின்னா பண்ணலாம் ரெண்டு வருஷமா அவங்க பண்ணிருக்க இருக்க ப்ராஸ்பெக்டிங் இனி பண்ணிட்டு இருக்க ப்ராஸ்பெக்டிங் வேற மாதிரி இருக்கும் இமீடியட்டா நம்பர் கிடைச்சிட்டே இருக்கும் பவானியில அந்த ரோட்ல ஒரு பைக் இருக்காது நான் பேப்பர் வைக்காத பைக் தப்பாக நினைப்பாங்க எனக்கு என்றைக்குமே நினைக்க மாட்டேன் இன்னொரு நாற்பது வயசு எனக்கு எண்பது வயசில் ஊட்டி விட்டாலும் நானும் ரோட்டில் இருந்து கிராஸ் ஃபிட்டிங் பண்ணுவேன் ட்ரைனிங்கில் வந்து ஸ்பெஷலி வெறும் ஸ்டேஜில் இருந்து ட்ரைனிங் கொடுக்குதோ அல்லது ஜூமில் ட்ரைனிங் கொடுக்குதோ முக்கியம் இல்லை ஸ்பெஷலாக நம்ம டூ டீம் கூட இறங்கி நின்று ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சார் ஸோ எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாச்சு அவங்க ஓரளவு வைக்கிட்டாங்க எகைன் எம்எம்ஜெட் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸோட டீம் இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து ஒர்க் பண்ணணும் நம்பர் ஒன்று சொந்தக்காரன் வர மாட்டேங்கான் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் ஸோ ஸ்பெஷலி நான் ஒரு கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன் You're sick of my madness Don't you tell me what I supposed to do You're better off without me Don't you tell me what I supposed to do When I'm walking on the streets half naked It's part of me, it's part of me When I'm making my brain makeup It's part of me, it's part of me When you're crushing all my dreams and you're making me so fool Get out of my life I know what I I know what I'm supposed to do When you're crushing all my dreams and you're making me so fool எவ்வளோ டீப்பான டிரைவர் இன்னும் விட்டு பிடிச்சிருக்கு இந்த வாக்கிங் பிடிச்சிருக்கு ஏதாவது ரோடு எப்படி பார்க்கிங்களா தெரியுதா தெரில இப்படி ஏறணும் மேலே நோ பொல்யூஷன் நத்திங் ஸோ காம்ப்ளீஸ் ஐ லவ் திஸ் பிளேஸ் வாங்க ஊட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தாலாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்பா ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா என்ன மாதிரி மூச்சா இது I just want to record this I love this thanks Mahesh நாங்கள் மகேஷ் கல்யாணத்துக்கு வந்ததுனால இதை பார்க்க முடிஞ்சு ஜஸ்ட் என்ஜாயிங் எப்படி இருக்கீங்க ஜெயலட்சுமா எப்படி இருக்கும் இந்த மூமெண்ட் லலிதா மேடம் சொல்லுங்க என்ஜாய் இல்லையா இந்த மாதிரி ஒரு நம்ம அப்ளைனெல்லாம் இருக்காங்க அப்ளைனெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்ளைனுக்கு காசு போகும் ஆனா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பெட்டி மாத்திர வேலை நடக்கு எங்கே வந்துருக்கேன் ஆமாம் இந்த கார்லேருந்து அந்த கார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓவர் ஓவர் பவானி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தல நின்றுட்டு என் ஸ்டூடெண்ட்ஸை சொன்னேன் சரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு நானும் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் இருக்கிறத பார்த்து பேசுவீங்க அப்படியே அது இருந்தா மட்டும்தான் அதை பற்றி பேசுவோம் இல்லை அப்படின்னா ஜென்ரலா ஹெல்த்தை மட்டும்தான் இது பண்ணுவோம் நான் க்ளீனாக இருக்கிறவங்க போய் வெயிட் லாஸ் சொன்னேன் அப்படின்னு நான் அந்த இது சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்துல நான் இறங்கி இந்த மாதிரி ரோடு ரோடாக வீடு வீடாக கடை கடையா பண்ணிருக்கேன் இன்னைக்கு யாரும் அப்படி பண்றேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி கோட்டை கிட்ட போட்டு நம்ம பேசலாம் நானூறு ரெண்டு பேர் பாப்பாங்க அப்படிலாம் நடக்கும் எப்போ நீங்க அந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க டீம் வந்து நீங்க பெருசாக்கணும் அப்படின்னா பண்ணலாம் உங்கள்கிட்ட கார் இருக்குது பங்களா இருக்குது ஆட் பண்ணுறீங்க ஆடு போட்டது அது பண்ணி எல்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணுற மாதிரி இது ஒரு வகை நிறைய பேர் இது அசிங்கமாக நினைப்பாங்க தப்பாக நினைப்பாங்க எனக்கு என்றைக்குமே நினைக்க மாட்டேன் இன்னொரு நாற்பது வயசு எனக்கு எண்பது வயசில் ஊட்டி விட்டாலும் நானும் ரோட்லன்னு ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவேன் நான் அதை தப்பாக நினைக்க மாட்டேன் it's one of the marketing வேறு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டு வேலை தான் இல்லை அது ஒரு வேலை எங்கள் அப்பா டெய்லர் தான் அப்படிமா ஏன் டெய்லர் வேலை இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தீபரி ப்ராஸ்பெக்டிங்காக நம்ம டைரெக்டாக கஸ்டமரை பார்க்குறது லேஸ்பட்ட காரியம் இல்லை அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அது ஒரு அது ஒரு அது ஒரு தொழில் அது ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் ஆளுகள் இல்லைன்னா நமக்கு நமக்கு வேலையே கிடைக்காது சரியா ஸோ அந்த மாதிரி அவங்கள பேச வச்சேன் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க கவனிச்சேன் என்ன இவ்வளோ கட்டுரையெல்லாம் சொல்லிங்க இப்படி சொன்னீங்கன்னா யார் நம்பர் தருவா யார் உங்கள் பிஸ்னஸ் வருவா அப்படின்னு ஸோ எகெயின் நான் பார்த்தது வந்து ஒரு health industry health well wellness coach அந்த மாதிரி டைப்பு அவங்ககிட்ட அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்தேன் ரோட்ல ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஷார்ப்னஸ் டக்குன்னு தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அது நடக்கல சரி நான் கவனிச்சுட்டு இருந்தேன் நான் அதை வாட்ச் பண்ணிட்டு அங்கே சுத்திக்கிட்டு என்ன நடக்குன்னு அப்சர்வ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன் பக்கத்துல மரியாதா சாங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு திருவிழா ஒரு ஃபீலிங் கரெக்டாக பவனா பவானி இப்படிதான் நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் பவானியோட இதுக்கு செஷன் முன்னாடி இப்படி ரொம்ப பேசிட்டு இருந்தோம் அது மாத்திரம் பரவாயில்ல யார் யாருக்கு என்னென்ன டென்ஷன் இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ அவன் போயிட்டான் நம்ம யாரை காப்பாற்ற முடியுமோ யாருக்கு கொடுக்கலாமோ அவங்களுக்கு அதான் வெளியூரில் இருக்கேன் நாங்கள் ஜூமில் இருக்கமாங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம கூட்டு போனோம் ஒன்று ஒரு விஷயமா எக்ஸ்பீரியன் பண்ணி தான் இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தேன் அவங்ககிட்ட ரெண்டு வருஷமா சார் அதை நான் கவனிச்சேன் ரெண்டு வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் இப்படி தான் பண்ணி ரெண்டு வருஷம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னா நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட கவனமா இருக்கக்கூடாது ரோட்ல நிக்கீங்க ஒருத்தங்க நம்ம கிட்ட பின்னாடி ரெண்டு மணி வந்துட்டு இருந்தாங்க இவங்களாம் ரொம்ப பிஸியாகி ஒருதே ரெண்டு நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க நம்பர் வாங்கிட்டு இருக்க பின்னாடி ரெண்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு இருப்பான் டக்குனா ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கே இங்கேருந்து ஒரு நிமிஷம் அப்படி டக்குனு இவன்ட்ட நம்பர் வேண்டாம் அப்படி ஷார்ப்பாக இருக்கணும் அந்த நேரத்தில் நாலஞ்சு நம்பர் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ஆள்கிட்டே பிஸியாக இருந்துட்டீங்கன்னா மற்றவங்க ரெண்டும் கடந்து போயிடுவாங்க இவங்களையும் அவமானப்படுத்த இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சுற்றி அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படி கேட்போம் இல்லை இந்த பைக்கு கார் அங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி அது கூட ஒரு விஷயங்கள் எனக்கு அந்த நேரம் தோணுது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு இறங்கி பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் கண்ணு முன்னாடி நான் பவானியில் வேலை பார்த்தேன் அப்படின்னா பவானியில் அந்த ரோட்டில் ஒரு பைக் இருக்காது நான் பேப்பர் வைக்காத பைக் கார்டு வைக்காத பைக் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கே வேலை செஞ்சாலும் இறங்கிடுங்க நான் என்னோட சேல்ஸ் காலங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு நாற்பதுன்னு பிளான் பண்ணால் நானூறு பண்ணுவேன் பதிமூணு பிளான் பண்ணால் நூற்றி முப்பது பண்ணுவேன் இதுதான் என்னோட டார்கெட் சைஸ் எனக்கு அதெல்லாம் அங்கே ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி பண்ணுங்கன்னு தான் இங்கே வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் நான் இங்கே எல்லாரும் சும்மா அப்படி லைட் லைட்டாக பண்ணிட்டு அப்படி அப்படி அப்படி லைட்டாக அப்படி இருக்காங்க அப்படி இல்லை இறங்கி அடிக்கணும் இறங்கி அடிக்கணும் நீங்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து இடத்துல வேலையே செய்யக்கூடாது அன்னைக்கு என் மென்டர்கிட்ட பேசிருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல மார்க்கெட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு திரும்ப யாருக்கும் வந்து ஆர்டரே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துல அவுட் வாங்கி போயிருப்பாங்க அந்த அளவு நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோத்தையும் கரைச்சி பிடிச்சிருக்கணும் ரொம்ப முக்கியமானது அந்த திறமை வேணும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி பேசணும் க்ளோஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் ஒரு கூமுட்டை அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்கிறேன் ஃபிட்டிங் நீங்க நம்ம மனசுல வந்து நம்ம மற்றவங்க ஹெல்ப் பண்ண போறோம் பாவம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம இருக்கணும் அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப நிறைய பேர் சொல்றது சார் எத்தனை வீடியோ பார்த்தேன் எங்கெல்லாம போனேன் அந்த ட்ரைனிங் பார்த்தேன் அந்த ட்ரைனிங் பார்த்தேன் ஒரு நாள் அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் ஒரு நாள் இவர் ட்ரைனிங் சரி அப்புறம் என்னாச்சு அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியாது நம்மளுக்குள்ள ஆள் இங்கே தான் இருக்காங்க இது ஒரு வருஷமா வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரியாது சார் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா நாங்கள் பர்பஸாக காட்டல நிறைய பேருக்கு தெரியக்கூடாது இங்கே நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எம்எம் ஜின்னும் சிட் இல்லை ஏன்னா லைஃப் டைமாக கூட்டிகிட்டு போகணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் கூட்டம் கூட்டமாக கூட்டு போகிறது முக்கியம் இல்லை அவங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கணும் அவங்க வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்றதோ அல்லது க்ளோசிங் பண்ணதோ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லி படிக்கிறதோ இது வந்து ஊற வச்சு அவங்கள புரிய வைக்கிறது ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அப்படிங்கும் போது நாங்க கூட்டத்தை தூக்கிட்ட முடியாது நம்ம இருக்கிறது தெரியாம இருக்கிறது நாங்க எங்க கதை ஆனா தெரியாம நம்ம கம்பெனி வச்சுட்டு தெரியாம இருந்தா என்ன எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா எப்படி பண்ணோம் எப்படி பயப்படக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஒருத்தரும் ஸ்டார்டிங்ல இருந்தா எப்படி பயப்படுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஷன் இந்த வீடியோல இப்பதான் சுத்தமா பண்ணிட்டாங்க நான் வந்து நானும் ப்ராசிக்யூட்டிவ் பண்ண சார் நான் வாங்க அப்படின்னு நான் நினைச்சு பார்க்க வேற எங்கேயாவது ஏதாவது என்ன சத்தனாம நம்ம போம்பா இதெல்லாம் நம்ம குழப்பான்னு சொல்லிட்டு சைலன்னு வெறும் கேமரா மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க இதான் எம்எம்ஜி பிள்ளைகள் அது பெண் குழந்தை நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா வாங்கிட்டு அவங்கள அவங்க நின்று ப்ராஸ்பெக்டிங் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க கார்டு வாங்கிட்டு இவர் நம்பர் கொடுக்கலாம் நினைக்கிறேன் நிறைய டெஸ்டிங் நடக்கு கூட சீக்கிரம் அவங்க ஸ்டார்ட் ஆகல ஆனா ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க நான் வர்றேன் நம்பர் தரீங்களா இல்ல நம்பர் தரலாமா இல்ல இருக்கிற செயலிங்களையும் ஆள் நம்பர் நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பர் கொண்டு அந்த தீபுரி ப்ராஸ்பெக்டிங் இல்லையா நேராக ரோடில் நின்று கஸ்டமரை இன்வைட் பண்ணுறது இது நிறைய பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு தேவை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பக்கம் ஆனால் நம்ம இன்னைக்கு கார் வாங்கி நம்ம இன்னைக்கு பங்களா வாங்கி எல்லாருக்கும் இன்வைட் பண்ண ஓகே அது அப்புறம் உள்ளது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன ஸ்டார்ட் பண்ணுது நூறு பேர் வேணும் நான் இது நீங்கள் எத்தனை வருஷமாக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணும் எப்பவுமே நெடுமாடி பண்ணாத பொண்ணும் ரோட்ல நின்று இன்வைட் பண்ணி கஸ்டமரை கூட்டு வந்து நம்மளோட பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றிதழ் இதுக்கு வந்து பல மாதம் ட்ரைனிங் முக்கியம் இல்லை இந்த மாதிரியே போதும் யாருக்கு வயிற்றுல பசி அவங்க இது பண்ண முடியும் நிறைய லிஸ்ட் வச்சு அடைவோம் நான் இது பண்ண மாட்டேன் நான் அது பண்ண மாட்டேன் அவனுக்கு இந்த பிஸ்னஸ் இல்லை என்ன பண்ணாலும் சரி நினச்சா சாதிக்க முடியுமா அப்படி பண்ணவங்களும் பிசினஸ் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எப்படி சார் நம்பர் கொடுங்க ஆமாம் நம்பர் கொடுப்பாங்க சரி அதுக்கப்புறம் எகைன் அந்த நம்பர் அவங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வர்ற ஒருத்தர் உடம்ப எல்லாத்தையும் நம்பர் கேட்டுருந்தேன் கேட்டவொடனே நம்பர் நம்பர் நம்பர் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துல ஒரு ஆறு நம்பர் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு இன்னும் ரெண்டு நம்பர் உடனே வாங்கினாங்க எட்டு நம்பர் இருந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் இருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும் சரியா ஒரு ஒரு நாளைக்கு தேவையான ப்ராஸ்பெக்டிவ் பண்ணிருக்க முடியும் அவங்களுக்கு நாங்களாம் நார்மல் டைம் போதும் எங்களுக்கு ஆஃப் அன் ஹவர்லேயே முடிச்சு போயிடுவாங்க அப்படிங்க ஒரு பிரியாணிலாம் வாங்கி தந்தாங்க ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்கே அப்போ தான் புதுசாக நாலஞ்சர் ஜாமிட்டு பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நாள் ஆஃபீஸ் உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சென்டரில் நேராக இறங்கி தெருவில் போய் அங்கேயே அவங்க நினைவு கொடுத்தாங்க ஐயோ அப்பா இவ்வளவு ஈஸியாக இருக்கு நம்பர் கிடைச்சிருது அப்படின்னு பயந்து பயந்து இருக்கிறவங்க சிங்கிள் மதர் பணம் கண்டிப்பாக சம்பாதியான ஒரு வழி இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ரெடி ஆகிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஆனால் சொல்லி ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசுங்க இவங்ககிட்ட பேசுங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் பல நம்பர் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லை சார் ஒரு ஐடியா கொடுத்து நீங்கள் எப்படி நம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அது அதே மாதிரி பொற்கொடி மேடம் அப்ரோச் பண்ணாங்க இப்போ ரெண்டு நம்பர் வாங்கிட்டாங்க எவ்வளோ மாதம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு தான் முதல்ல பண்ணுறாங்க சோறு வாங்கிட்டாங்கன்னு அதுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் அந்த ஹோட்டல் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர் யாபி காய்ஸ் தங்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லாரையும் பார்க்க போகிறோம் மும்பை நாளைக்கு காலையில் ட்ரெயின் சார் நாளான்னைக்கு மத்தியானம் யாபி ஒரு பெரிய நிம்மதி என்னென்னா இதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக அவங்க பண்ணியிருக்க ப்ராஸ்பெக்டிங் இனி பண்ணிகிட்டு இருக்க ப்ராஸ்பெக்டிங் வேறு மாதிரி இருக்கும் இமீடியட்டாக நம்பர் கிடச்சிட்டே இருக்கும் நிறைய நம்பர் நிறைய கொண்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும் எப்படி அவங்கள பிஸ்னஸ் சொல்லி தரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க படிப்பாங்க இது ஒரு நிறைவோட இந்த கோயம்புத்தூர் ட்ரைனிங் ப்ரீ ப்ராஸ்பெக்டிங் ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் நின்று டைரெக்டாக மக்களை அப்ரோச் பண்ணி கொடுக்குற விஷயம் நடந்துச்சு இதை பண்ணும்போது யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க நாளைக்கு இன்னைக்கு மாலை மரியாதை இவ்வளோ பெரிய மதிப்பெல்லாம் விடும்போது யாரும் அதை பற்றி பேச போகிறது கிடையாது அது பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் அங்கே இருக்கேன் இன்னைக்கு நான் அதை பண்ணுவேன் நான் எங்கே வேணாலும் போகலாம் இந்த மாதிரி வெக்கம் அது இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து வேண்டதும் பண்ணுற வேலை ஜென்ரலாக சொல்லுவாங்கன்னா நாலு டிகிரி இருக்கணும் வெக்கமான சூடு சொரணம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கதான் மக்கள் நினைச்சிட்டு சோத்துக்கு பிச்சை எடுத்து அழிஞ்சிட்டு இருப்பான் அவனும் சொல்லலை நீங்க அப்படி இருக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணதில் எதுவுமே தப்பு கிடையாது எனக்கு மேனா இருக்குன்னு பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதில் ஒருத்தவங்க தெரியாமல் கொடுத்தாங்க இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் படிங்க பயப்படாதீங்க துணிஞ்சு பண்ணுங்க எஸ் எப்படி பேசணும்னு தெரியணும் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத நீங்களும் போய் செஞ்சாலும் பார்க்க முடியாது ஆனால் எப்படி பேசணும் என்ன பேசணும் சரியான கோச் சரியான மென்டோர் நிறைய சப்போர்ட்டோட பண்ணுங்க இல்லைனா செவத்தில் போய் முட்டி முட்டி ஒரு நாளும் ஜெயிச்சிட்டோம்னா செவத்தில் முட்டி ஜெயிக்க முடியாது அதை எப்படி உடைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதோட டெக்னிக்லாம் படிங்க படிச்சு பண்ணலாம் Beta, all take care. Bye bye. Love you. See you in the next lesson. கொடுத்த லைவில் லைவில் சொல்லி கொடுத்த இன்விடேஷன் வந்து எப்படி பீப்புள்கிட்ட ப்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து எங்கள் டீம் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்தாரு லைவில் அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பத்து நம்பர் ஈஸியாக வாங்க முடியும் டுவெண்ட்டி மினிட்ஸில் பத்து நம்பர் அந்த டெக்னிக் தான் ஒரு சிம்பிள் டெக்னிக் அவங்கள்ட்ட சொன்ன நம்பரு எடுத்தோடனே நம்பர் கொடுக்குறாங்க நோட் பண்ணுறோம் அது வந்து பெரிய சக்ஸஸாக இருக்குது எங்கள் டீம் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்குது thank you thank you master thank you first அஞ்சு நம்பர் தான் வாங்கிட்டு இருந்தேன் அஞ்சு டு பத்துக்குள்ளே தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ மேக்ஸிமம் பதினஞ்சு வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு தேங்க்யூ சார் மினிமம் வந்துட்டு ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது நம்பர் வந்து வாங்குறேன் டெய்லியுமே என்னோடய புது பீப்புள் வந்திருந்தாங்க அவங்களுக்குமே சார் சொல்லி கொடுத்த டூல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுமே வந்து மார்க்கெட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறதில்ல நான் இல்லைனாலுமே அவங்களாவே தனியாக போய் கார்டு கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க தேங்க்யூ சார் நம்பர்ஸ் வந்து முன்னெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்மினா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும் பட் இப்போ வந்து மோர் தென் டென் நம்பர்ஸ் மேலே அதாவது ஃபிஃப்டி நம்பர்ஸ் மேலே வந்து வாங்கிடுறோம் ஒர்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது சார் தேங்க்யூ நன்றி